too. I have submitted the all report of victims, sir. So you have finished the mission, right? Yes, sir. அண்ணாங்கட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் இந்த கேஸை எடுத்தப்போ எங்கெல்லாம் நூற்றி இருபத்தி ஏழு சிபிஐ ஆஃபீஸரால் கூட இந்த கேஸை சால்வ் பண்ண முடியலை இவ்வளோ ஏன் அவன் பேர் கூட உண்மை இல்லை ஆனால் நீங்கள் வேறு யாரோ ரெண்டு பேரோடைய பாடிஸை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ऑटोप्सी रिपोर्ट करेंगे सेट्रो First, I have to narrate all stories sir Now, mission completeness under the Jiga and Tiru, most wanted criminals. Heroin marijuana இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே கொண்டு அந்த ஏரியாவை ஹப்பாக மாற்றி வச்சுருக்காங்க ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓவர் போதையாக்கி லேட் நைட்டில் கிளாஸ் முடிச்சு வர சின்ன பசங்களை ரேப் பண்ணியிருக்காங்க சார் இந்த மாதிரி தேர்ட்டி நைன் கேசஸ் வந்து பதிவாகிருக்கு சார் ஆனால் ஒரு ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல சார் அதனால தான் இந்த கேஸை இமீடியட்டாக முடிக்க சொல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எனக்கு ஷூட்டர் சைடு ஆர்டர் வந்தது sir so I finish them so அப்போ நீங்கள் வந்த வேலையை விட்டு வேறு என்னமோ வேலையை பார்த்துருக்கீங்க ஸோ ஐபிஎல் என்னாச்சு any clues any improvements so Teja அவனுக்கு வேறையா ஐபிஎல் பெட்டிங்கோட ஒரு சின்ன லிங்க் தான் தேஜா அவனை போட்டதுமே பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது யாருக்கிட்ட இருந்து அந்த நெட்ஒர்க்கோட ஹெட்டுக்கிட்ட இருந்தா சார் என்ன சொல்கிறீங்க அப்போ என்ன தேஜா கொடுத்த அக்கௌண்ட் நம்பரில் இவனுங்க ஐ மீன் ஜெகா திரு டீட்டெயில்ஸ் வரணும் இவனுங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லையே ஆமாம் சார் நான் இந்த கேஸில் இன்வால்வ் ஆக போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கிடைச்ச ஆர்டரை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் ஏற்கனவே அந்த டீட்டெயில்ஸ் எரேஸ் பண்ணிவிட்டு ஜெகாத்தியோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டான் master mind and criminal mind okay ஒரு ரிஸ்க் எடுத்து ஏன் இப்படி பண்ணணும் அதாவது இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் சார் ஓகே நீ க்ளோஸே இல்லை நீ எப்படி அவனை கண்டுபிடிக்க போகிறீங்க கால் ட்ராக்கிங் பைத்தியமா நீங்கள் ப்ரைவேட் நம்பர் எந்த கண்ட்ரின்னு கண்டுபிடிப்பீங்க ஷீலாகா தான் சார் அவன் என் கூட பேசும்போது அவன் என் பக்கத்துலேயே இருக்கதா சொன்னான் கால் எக்ஸ்டென்ஷனை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியும் சார் இல்லை கால் மினிட்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற கால்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கும் அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்டாப் வாட்சில் மினிட்ஸ் செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ் அக்யூரேட்டாக காட்டும் மெஷர் பண்ணுறதுக்கா ஆனால் மொபைல் கால்ஸில் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் காட்டும் மைக்ரோ செகண்ட்ஸ் காட்டாது ஆனால் ரிஜிஸ்டர் ஆகும் லட்சக்கணக்கான கால்ஸில் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் ஒன்றா இருந்தாலும் மைக்ரோ செகண்ட்ஸ் ஆர்டர் ஒன்றா இருக்காது ஸோ அதை வச்சு ஹேக் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் சூப்பர் டேக் சார்ஜ் ஸோ ஒரு ரிக்வஸ்ட் என்ன தினேஷ் இந்த கேஸ்லேருந்து என்னை ரிலீவ் பண்ணிடுங்க சார் வாட் ஹேப்பன் இந்த கேஸ்லேருந்து என்ன ரிலீவ் பண்ணிங்கன்னா நான் இந்த கேஸ் அன்அஃபிஷியலாக டீல் பண்ணிக்கிறேன் சார் அது கஷ்டம் நீங்கள் இந்த கேஸில் வந்து விலகுன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வேணும் No problem, sir. I can submit the documents. Then, Silver? Just quit him, sir. Sure என்னால் இந்த கேஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் மேத்யூ கூட இருப்பேன் ஹலோ கண்ட்ரோல் ரூம் மேத்யூ கிட்ட கொடுங்க அப்படியா இட்ஸ் ஓகே மேத்யூ ரிசைன் பண்ணிட்டாரா sorry Dinesh. If any problem, please let me know. Two டேஸில் ஹேக்கர் ஒருத்தனை ரெடி பண்ணுறேன் ஓகே சார் Hi, Matthew. என்னாச்சு மேத்யூ ரிசைன் பண்ணிட்டீங்க அரசு சார் சொன்னார் ஒன்றும் இல்லை சார் சேலரி பற்றல பேரண்ட்ஸ் இல்லை சாப்பிட்றதுக்குள்ளே யோசிக்கீங்க எண்பத்தஞ்சாயிரம் சேலரி பற்றலையா என்னாச்சு மேத்யூ ஒன்றும் இல்லை சார் நீங்கள் என்கவுண்டரில் போட்டிங்களா ஜெகா திரு ஆமாம் என்னாச்சு நிக்கிதா என்னோட அக்கா பொண்ணு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் சார் இருக்கும் போன வாரம் அந்த ஏரியாக்காரங்க ரெண்டு பேரும் அவளுக்கு ட்ரக் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கானுங்க இன்னைக்கு வரைக்கும் அவள் ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கா அதனால தான் சார் டீட்டெயில்ஸ் மாற்றி சொல்ல நீங்கள் உங்களை போடுவீங்கன்னு இட்ஸ் ஓகே மேத்யூ அப்படியா மேத்யூ அப்போ நான் கொடுத்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் என்ன இருந்துச்சு அந்த அக்கௌண்ட் நம்பரில் எதுவுமே இல்லை சார் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுற ஐடி கம்பெனிஸ் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து க்ராஷ் ஆகிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க சார் ஆனால் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் இருக்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் திரும்பி ரொட்டேஷனுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் சார் புரியல மேத்யூ திரும்பவும் ரொட்டேஷனுக்கு வர நம்பர்ஸ் வந்து புது கஸ்டமர்ஸுக்கு கொடுப்பாங்க சார் அதாவது கிராஷ் ஆன அதே அக்கௌண்ட்டுக்கு சேம் டீட்டெயில்ஸான சேம் நம்பர்ஸ் தான் சார் அதே சேம் நம்பர் வந்து வேறு கஸ்டமருக்கு போகிறதுனால இந்த மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிராஷ் ஆகிற விஷயங்கள் நடக்குது சார் தென் டிலீட் ஆன அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை திரும்ப எடுக்க முடியுமா மேத்யூ முடியும் சார் ஆனால் இந்த கேஸில் இன்டர்நேஷ்னல் போலீஸ் இன்வால்வ் ஆகிருக்கனால இந்த கேஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சார் அது மட்டும் இல்லாமல் சிபிஐ க்ரைம் பிரான்ச் அது இதுன்னு எல்லா போலீஸ் நெட்ஒர்க்ஸும் இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக தேடிட்டுருப்பாங்க இருப்பாங்க சார் ஏன்னா இது நூற்றி இருபத்தேழு க்ரைம் பிரான்ச் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கனால தான் சார் இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் சார் அவங்களுக்கு எதுவும் தெரிய வந்து நம்ம டெரரிஸ்ட் லிங்கோட அப்டேட் ஆகிருக்கோன்னு சொல்லி நம்மளை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது சார் ஸோ கொஞ்சம் யோசிக்கணும் சார் வேறு ஏதாவது தான் then it's okay we have a micro phone call okay check it so call sustain ஆன பாயிண்ட் எனக்கு தெரிய ஒன்று sir sure Matthew one three zero four two one sir நீங்கள் நாளைக்கான டேட் சொல்கிறீங்க சார் இன்றைக்கான date one two zero four two one I already fit sir hey date. I think he gave me a clue. It must be a date. இந்த கால் டீட்டெயில்ஸை வச்சு ட்ராக் பண்ணுங்கள் நிறைய லொக்கேஷன் காட்டும் ஃபைனலாக எந்த லொக்கேஷன் வருதோ அது லாக் பண்ணுங்கள் so we got it sir நம்ம இடத்துல வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டில் ஒரு டம்பி இருக்குது அந்த டம்பி ஆர்டில் தான் ஃபைனலாக சிக்னல் லாக் ஆகிருக்கு and we have a clue sir hi friend hi mister ஆக்ஸ் புரியலையா யுவர் எனிமி யாரா நீ தினேஷ் நீ என்னோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டல இட்ஸ் அ ஹாட் உன்னை பார்க்கணும் போல் இருக்கு டைம் குறிச்சிக்கிறியா த்ரீக்கு மீட் பண்ணலாம் இட்ஸ் சேம் டைம் நீ கண்டுபிடிச்ச அதே டேட்டில் I think is tomorrow right See you, Denise. It worked out with Matthew. Believe me, sir. Without the problem, my dog. Don't hesitate to call control. Understand? Okay, sir. Sure. I'm in position. ஸ்ட்ரைட்டாக பாருங்கண்ணா நிமிஷத்தை வச்சு கால் ட்ராக் பண்ணி வந்துட்டல என்னை பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்குல்ல எஸ் ஐம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பிக் ஷாட்ஸில் நான் நான் சின்ன வயசுலேருந்தே ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் you know what once a time cigarette ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் நான் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் எடுத்தாலும் ஸ்பான்சர் பின்னாடி ஓடுற ஒரு கட்டாயம் ஒரு நாள் ஆசிரமத்துக்கு சாமான் வாங்க கடைக்கு போயிட்டு வரப்ப ஒரு சின்ன பை நானும் எடுத்து பார்த்தா உள்ள ஒரு ஐஃபோன் நமக்கு எதுக்கு ஐஃபோன்னு விற்கிறதுக்கு கடைக்கு எடுத்துகிட்டு போனேன் எழுபத்தையாயிரம் ரூபா ஃபோனை வெறும் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு தான் சொன்னேன் பணத்தாசை யாரை விட்டுச்சு ஃபோனை உள்ளுக்கு எடுத்துகிட்டு போனவன் பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான் எண்ணி பார்க்காம காசை எடுத்து வச்சான் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு பேசினவன் ஐம்பதாயிரத்தை கொண்டு வந்து கையில் ஒரு நாள் நான் ஆசிரமத்தில் டிவி பார்க்கும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் அந்த ஃபோனில் பார்த்த அக்காட படம் இன்டர்நெட்டில் லீக் ஆச்சுன்னு சொல்லி ஒருத்தங்களோட ஆபாசம் கிடைச்சதுன்னு சொன்னா இங்கே இருக்கவங்களுக்கு அது காசு சார் சினிமாவில் கூட கூட வேலை பார்க்குற பொண்ணோட லீக் வீடியோ ஒன்று கிடைச்சா கூட இருக்கிறவனே கேவலமான வேலை பார்ப்பான் அதனால தான் அதனால தான் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நிலைமைக்கு நான் வந்தேன் இந்த உலகத்துல ஒரு மனுஷனோட நம்பிக்கைக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு எவனும் யோக்கியம் இல்லை பூ நாய்ங்க money. Such a beautiful word. கேவலம் அச்சடிச்ச தாளுக்காக இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு it's okay coming to my point Teja கிட்ட இருந்து நீ வாங்கின எல்லா அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கான பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ஸ் மட்டும் எண்பது லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது நான் ஏன் உன்னை பார்க்க வரணும் இன்னும் மட்டும் என் கேஸை இன்வெஸ்டிகேட் நூத்தி நூற்றி இருபத்தேழு கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர்ஸும் நான் கொடுத்த சின்ன லீடை வச்சு இவ்வளோ தூரம் வரல அண்ணா நான் பேசின சின்ன மைக்ரோ மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸை வச்சு நீ வந்தையா அதனால தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு the clear move yeah smart move and finally you have a five minutes என்கிட்டேருந்து என்ன டீட்டெயில்ஸ் வாங்கிக்கணுமோ வாங்கிக்கோ சார் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேளுங்க sir I want my life He's missing. அவன் போயிட்டான் சார் அஞ்சு நிமிஷம் கொடுக்கறதுக்குள்ள ஏதாவது கேட்டிருக்கலாம் தானே சார் ஷி வாங்க சார் போகலாம் போகலாம் sir hello Dinesh so is missing miss ஆயிட்டானா but I have a clue